hello guys welcome to our kingdom இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா சட்டமுன் முன் கிடைத்த முக்கிய தகவல் தமிழகத்தின் பன்னெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு பற்றி ஒரு மகிழ்ச்சியான தகவல் உச்சநீதிமன்றம் அது என்னடா மகிழ்ச்சியான தகவல் என்ன எக்ஸாம் இல்லைன்ட்டாங்களா ஆமாம் கைஸ் ஆன்லைன் எக்ஸாம் அந்த மாதிரி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க நான் சொல்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்குது ப்ரூஃப் நான் பின்னாடி போவேன் சரி வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம் லைக் பண்ணதவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம தமிழகத்தில் கொரோனா கேசஸ் குறைஞ்சி இருந்தாலும் அந்த முப்பதாயிரன்றது அப்படியே மெயின்டைன் ஆகிருந்தா இருக்குது அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பன்னெண்டாம் வகுப்பு தேவை பற்றி நிறைய அலசல்ஸ் நடந்தாலும் முடிவுகள் வந்த மாதிரி தெரியல அதனால் மாணவர்கள் என்ன பண்ணாங்கன்னா நேரடியாக போய் கேஸ் போட்டு எங்களுக்கு பொது தெரிவு வேணாம் எங்களுக்கு பொது தெரிவு நடந்ததுன்னா அதனால் எங்கள் குடும்பமும் பாதிக்கப்படும் அதனால் எங்களுக்கு பொது தெரிவு வைக்காதீங்கன்னு அந்த மாதிரி கேஸ் போட்டாங்க நியூஸ் எல்லாம் வந்துருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு இருக்கிறவங்களுக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கவே இல்லையா அதனால் குழந்தைங்களை நம்ம இறக்கி விட்டோன்னா யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுன்ட்டு கேஸ் போட்டாங்க மாணவர்கள் இப்போ அதை உச்சநீதிமன்றமே தெரிவிச்சிட்டாங்க இந்த மாதிரி பன்னெண்டாம் வகுப்பு பொது தேர்வு பதினெட்டு வயசு கீழே இருக்கவங்க தடுப்பூசி போடக்கூடாதுன்ட்டு போடக்கூடாதுன்னா தடுப்பூசி இன்னும் இதுக்கு போடக்கூடாதுன்னு இல்லை தடுப்பூசி இன்னும் கண்டுபிடிக்கல அதனால் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த வீடியோ ப்ரூஃப் கூட நான் என் பின்னாடி போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க மாதிரி அனுமதி இல்லைன்றதை பார்த்துட்டு தடுப்பூசி இருக்கு போடக்கூடாதுன்னு ஒரு வயசுலேருந்து பதினெட்டு வயசுக்குள்ள இருக்கவங்க தடுப்பூசியை கண்டுபிடிக்கல அதனால் இதை ஒரு அழுத்தமாக வச்சு பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்கள் பொது தேர்வு நடத்தக்கூடாதுன்ட்டு சொல்லிட்டாங்க உச்சநீதிமன்றம் ஆனால் இதுக்கான ஆன்சர் நம்ம தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டு அரசு கிட்டே இல்லை ஏன்னா நம்ம என்ன தடுப்பூசி கண்டுபிடிக்கல பதினெட்டு வயசு கீழே இருக்கவங்களுக்கு ஒரு வேளை தடுப்பூசி கண்டுபிடிச்சா எக்ஸாம் வைக்கலாம் அது வரையும் எக்ஸாம் வைக்கக்கூடாது இல்லைனா ஆன்லைன் எக்ஸாம் தான் வைக்கணும்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்காங்க பன்னெண்டாம் வகுப்பு தேர்வு ஆன்லைனாக இல்லை ஆல் பாஸ்ன்றதை இன்றைக்கி தெரிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அது தெரிவிச்சோடனே நான் இன்றைக்கி வீடியோவை போகிறேன் நாலு பெல்லை அனுப்பிச்சு எல்லாமே ஆன் வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் முக்கியமான தகவலுக்கு நம்ம இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க